வெளிநாட்டு வாழ்க்கை அதிகாலை கண் விழிக்க மனமில்லை எங்கு கடைந்து விடுமோ உன் முகம் ஆம் உன்னை பிரிந்து கண்டம் விட்டு கண்டம் வந்த நான் கனவுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடன் காரணம் ஏழ்மை காதலுக்காக கத்திய புடவையோடு வந்த உன் தாய்க்கு மாற்று புடவை கூட வாங்கித்தர முடியவில்லை அவள் மீது இருந்த அதீத காதலால் அடுத்து பத்து மாதத்தில் நீ பிறந்தாய் நீ பசியால் அழும்போதெல்லாம் நான் உன் அருகில் வந்ததும் சிரிப்பாய் என் முகம் போலியாய் சிரிக்கும் மனம் அழுது புலம்பும் என் கண்ணே உன் பசியை போக்க இயலவில்லையே என்று அவ்வப்போது சம்பாதிக்கும் பணமெல்லாம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே தீர்ந்தது சில சமயங்களில் என் சட்டைப்பையில் இருக்கும் பணம் உன் பால் புட்டியை மட்டும்தான் நிரப்பும் நீ பசி அடங்கியதும் சிரிக்கும் சிரிப்பை பார்த்து நாங்கள் அறியதுண்டு பல நாள் நான் உன்னை பிரியும்போது உனக்கு வயது ஒன்று எவனோ சொன்ன வார்த்தையை நம்பி எனக்கிருந்த கால்வாணி நிலத்தையும் விற்று கடல் கடந்து வந்துவிட்டேன் அந்த பிறகுதான் சொன்னால் உன் தாய் மூன்று மாதம் என்று நீயாவது என் முகம் பார்த்து சிரித்ததுண்டு உன் தம்பி அவன் தந்தை முகம் பார்த்ததுண்டா உன் தாயவள் சொன்னதுண்டு நீங்கள் என்னை கேட்டு அழும்போதெல்லாம் நம் திருமண புகைப்படத்தை காட்டித்தான் சமாதானப்படுத்துவதாக பகலெல்லாம் உங்களை சமாதானப்படுத்திவிட்டு இரவில் அவள் படும் பாடு என்னவென்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் அதை நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நான் அவ்வப்போது சிரித்ததுண்டு இறுதியாக பார்த்த உன் பால்வடியும் முகத்தை நினைத்து ஆனால் இன்று நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறேன் நீ பருவமடைந்து விட்டாய் என்ற செய்தியை கேட்டு விரைவில் வந்து விடுவேன் என் தங்கங்களே அப்போது உன் தம்பியை அருகில் இருக்கும்படி பார்த்துக்கொள் நீ எப்படியாவது கண்டுபிடித்து விடுவாய் என்னை உன் தம்பிக்கும் சொல் இவர்தான் நம் அப்பா என்று